வணக்கம் என் பெயர் யாமினி ஸ்ரீ பிரிவு மூன்று பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த தமிழ் மொழியை நான் மீண்டும் பிறந்தாலும் மறவாமல் போற்றுவேன் என் தாய்மொழி தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம் நடுவர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் பேச வந்துள்ள தலைப்பு இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சியத்தை நோக்கியே அதிகபட்ச இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா அதிகபட்ச இளைஞர்களை கொண்டு கம்பீரமான ராணுவத்தை கொண்ட நாடும் இந்தியா தான் இளைஞர்களின் எதிர்காலம் தான் இந்த நாட்டின் எதிர்காலம் அதனால் காந்தியடிகள் தன் பத்திரிகைக்கு பெயர் வைக்கும் போது கூட யங் இந்தியா என்று பெயர் வைக்கிறார் அது மட்டுமா ஒருத்து எரிமலை நம் பாரதியார் இளைஞர்களின் கைவீச்சில் தான் இந்த நாட்டின் உயிர் மூச்சு இருக்கிறது என்பதை ஒளி படைத்த கண்ணினாய் வாவாவா உறுதி கொண்ட நெஞ்சினாய் வாவாவா இளைய பாரதத்தினாய் வாவாவா என்கிறார் இன்றைய இளைஞர்கள் சூழ்நிலை கைதிகள் அல்ல சூழ்நிலையையே கைது செய்பவர்கள் மலாலா யூசுப்சாய் என்ற ஒரு பாகிஸ்தான் பெண் பெண் கல்விக்காக போராடி போராடி கொண்டிருக்கிற ஒரு பெண் அவள் நோபல் பரிசும் பெற்றிருக்கிறார் போராட்டத்தின் போது ஒரு குண்டடி அவள் தலையில பற்றும் அதுக்கப்புறம் அவள் சிகிச்சை பெற்று மீண்டு வருவா குண்டடி பட்டு குனிந்த அவள் தலையை இந்த உலகமே தலை நிமிர்ந்து பார்த்த காரணம் படிக்க வேண்டும் என்ற அவள் லட்சியம்தானே அக்காவுக்கு கல்யாணம் தம்பி தங்கைகளை படிக்க வைக்க வேண்டும் குடும்பத்தை நன்றாக பார்த்து கொண்ட வேண்டும் என்பதற்காக தன் திருமண வயதையும் தாண்டி தன் குடும்பத்திற்காக தன் கடமைக்காக தன் சுக துக்கங்களை தியாகம் செய்து போராடி கொண்டிருக்கும் அனைத்து இளைஞர்களுமே லட்சியவாதிகள் தான் வைய தலைமைகள் என்றார் பாரதியார் இன்று நாம் இளைஞர்கள் உலக நாடுகளில் பெரிய பெரிய பதவிகளில் அமர்ந்து கொடிகட்டி பறக்கிறார்களே அதற்கு காரணம் என்ன அவர்கள் லட்சியவாதிகளாக இருந்ததால் தானே லட்சத்தின் பின்னாலே போயிருந்தால் அவர்கள் லட்சாதிபதி ஆயிருப்பார்கள் ஆனால் லட்சியத்தின் பின்னாலே போனதால் தான் அவர்கள் வாழ்க்கையில் ஜெயித்தார்கள் இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்தார்கள் இறக்கத்தானே பிறந்தோம் அதுவரை இரக்கமிரு இரக்கமுடன் வாழ்வோம் என்பதால் சென்னை வெள்ளத்தின் போது தன் கரங்களை நீட்டி உதவி செய்தவர்கள் நம் இளைஞர்கள் தான் ஆனால் ஜல்லிக்கட்டின் போது அதே கரங்களை நீட்டி புரட்சி செய்தவர்களும் நம் இளைஞர்கள் தான் நூறு இளைஞர்களை தாருங்கள் நான் இந்த இந்தியாவை மாத்தி காட்டுகிறேன் என்றார் விவேகானந்தர் இருபது இருபதுகளில் இந்தியா வல்லரசாவும் என்றார் அப்துல் கலாம் நம் இளைஞர்கள் லட்சியவாதிகளாக இல்லை என்றால் அவர்கள் அப்படி சொல்லியிருக்க நேராதே அணு ஆயுதத்தை பதுக்கியிருக்கும் அமெரிக்கா வல்லரசு என்றால் தன் அறிவையே ஆயுதமாக வைத்திருக்கும் லட்சியமிக்க இளைஞர்கள் இருக்கும் வரை இந்தியாவும் வல்லரசுதான் மேற்கோளுக்காக வாழ்வர்கள் வாழ்பவர்கள் இல்லை இளைஞர்கள் தன் குறிக்கோளுக்காக வாழ்பவர்கள் இன்றைய இளைஞர்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காந்தி வேர்ல்டு பவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி வி சேஞ்ச் மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்